மதுரை மார்க்கெட்டில் இன்றைய காய்கறி விலை நிலவரம் உத்தேசமாக பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தி ஒன்பது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி மூன்று ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் உருளைக்கிழங்கு முப்பத்தி இரண்டு ரூபாய் வாழக்காய் ஒன்பது ரூபாய் சிறுகீரை பதினைந்து ரூபாய் நெல்லிக்காய் ஐம்பது ரூபாய் பூசணிக்காய் இருபத்தி ஏழு ரூபாய் மக்காச்சோளம் அறுபத்தி மூன்று ரூபாய் வாழைப்பூவு பதினான்கு ரூபாய் குடமுளகாய் நாற்பத்தி ஏழு ரூபாய் பாகற்காய் முப்பத்தி இரண்டு ரூபாய் சுரக்காய் இருபத்தி ஒன்பது ரூபாய் பீன்ஸ் அறுபத்தி எட்டு ரூபாய் அவரக்காய் முப்பத்தி மூன்று ரூபாய் முட்டகோஸ் இருபது ரூபாய் கேரட் முப்பத்தி ஐந்து ரூபாய் காலிஃப்ளவர் இருபத்தி எட்டு ரூபாய் கொத்தவரை நாற்பத்தி ஓரு ரூபாய் தேங்காய் இருபத்தி எட்டு ரூபாய் சேப்பங்கிழங்கு இருபத்தி ஐந்து ரூபாய் கொத்தமல்லி ஆறு ரூபாய் மக்காச்சோளம் முப்பது ரூபாய் வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் கருவேப்பிள்ளை முப்பது ரூபாய் வெந்தயம் இலைகள் பத்து ரூபாய் முருங்கைக்காய் ஒரு கிலோ நூறு ரூபாய் கத்தரிக்காய் இருபத்தி ஓரு ரூபாய் சேனைக்கிழங்கு முப்பது ரூபாய் வெந்தயக்கீரை எட்டு ரூபாய் பீன்ஸ் நாற்பது ரூபாய் பூண்டு நாற்பத்தி எட்டு ரூபாய் இஞ்சி நாற்பது ரூபாய் பச்சை வெங்காயம் நாற்பத்தி ஓரு ரூபாய் பச்சை பட்டாணி எழுபத்தி ஏழு ரூபாய் கோவக்காய் இருபத்தி ஐந்து ரூபாய் எலுமிச்சை நாற்பத்தி ஏழு ரூபாய் மாங்காய் எண்பத்தி மூன்று ரூபாய் புதினா ஏழு ரூபாய் வெண்டைக்காய் நாற்பத்தி எட்டு ரூபாய் பூசணி இருபது ரூபாய் முள்ளங்கி முப்பது ரூபாய் பீர்க்கங்காய் முப்பத்தி இரண்டு ரூபாய் சிறிய வெங்காயம் முப்பத்தி ஆறு ரூபாய் புடலங்காய் முப்பத்தி இரண்டு ரூபாய் நீங்கள் கேட்டது மதுரை மார்க்கெட்டில் இன்றைய உத்தேச விலை நிலவரம் உங்கள் வியாபாரத்திற்கு தெளிவான ஆடியோ விளம்பரங்களை வாங்கிட நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய cellphone number double nine double four seven one six three two six